வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வந்துச்சு இந்த ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ரீசன் ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் கொஞ்சம் குளோபல் வைஸில் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு ரைசிங் ஆச்சு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கலாம் அது பார்க்க மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டிக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற crude oil copper zinc gold இந்த மாதிரி கமாடிட்டி லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அதாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நேற்று வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துச்சு லாஸ்ட்டு ட்ரேடிங் டே அப்போ ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய செல்லிங் ட்ரெண்ட் ஓப்பனிங்லேயே கட் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு ஸோ பையிங் ட்ரெண்டாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பையிங்கில் இருந்துச்சு ஸோ பையிங்கில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்லாப்பி மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிக்கப் ஆயிடுச்சு ஸோ அந்த பிக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனுடைய ரைஸ் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி நல்லா ஏறிச்சு ஃபண்டமெண்டலாகவும் குளோபலாகவும் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொரோனா வைரஸ்னுடைய இம்பேக்ட் தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட அமெரிக்கா ரொம்பவே வந்து அடி வாங்கிருச்சு ஸோ அவங்க ரொம்ப டெத் டெத்து இன்க்ரீஸ் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் கேசஸ் ரொம்ப த்ரீ லேக்ஸ் மேலே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கனுடைய டாலர்னுடைய மதிப்பு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎன்ஆர் மதிப்பு கொஞ்சம் டாலரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்ஸ்டி பைசாக்கு மேலே ரைஸ் ஆயிடுச்சு ஸோ ஐஎன்ஆர்னுடைய சப்போர்ட் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அது கண்டினியூ ஆறனதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஐஎன்ஆர் நல்லா ஏறினதுனால கம்பெனியினுடைய மதிப்பும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அது போக நம்ம வந்து மித்த நாட்களை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட்ன்றது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடையாது ஸோ இது ஒரு நார்மலான ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாகவும் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்டென்ஷன் இருக்காது இருந்தாலும் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி நிறையா பாசிட்டிவ்னஸ் க்ரியேட் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸு கிட்டக்க வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் பேங்க் நிஃப்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதனாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல கேப் அப்பில் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் அப்புறம் கண்டினியூ ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து பொஷன் எடுத்தோம் ஃப்யூச்சரில் எடுக்கல இன்றைக்கி நாங்கள் பொஷன் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து எடுத்தோம் Nifty call option nine thousand two ஹண்ட்ரடில் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நயன் லாட்ஸ் எடுத்தோம் six seventy five so nine lots எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி இருக்கும்போது மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டு எடுத்தோம் ஸோ எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் வரும்போது நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ தான் ஸோ இது கட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்டக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் புக் பண்ணோம் கண்டினியூவாக புக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு டென் தௌசண்ட் புக் பண்ணோம் வரையிலேயே அடுத்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஏறுதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டென் தௌசண்ட் புக் பண்ணோம் ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் ஃப்ரீஸ் வரைக்கும் போகும் அப்படின்றதுல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு பட் ஆனால் மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு ஸோ அது ஃபண்டமெண்டலுடைய சப்போர்ட்னால தான் வந்து இவ்வளோ பெரிய ரைஸ் வந்து கிடச்சிச்சு நார்மலாக டெக்னிக்கல் சப்போர்ட்டில் டென் தௌசண்ட் வரும்போதே புக் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக அதுதான் வந்து கரெக்டான விஷயம் பட் கொஞ்சம் ஹோப் கொடுத்து வெயிட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி